என்ன என்ன ஐட்டங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லே லா லா லா லே லா லா லா லா லா லே லா லா லா லா உறக்கமா உனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே போ இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு நம்மளோட ரொம்ப கோக்காரனா பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவின் ஒளி இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் குளிர் இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் வாய கொடுத்து மாட்டேன் எது முட்டாளா எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும் ஆஹா ஆஹா ஆஹா அடா அடா அடா அடா அடா இதெல்லவோ சாப்பாடு இதுக்கு பேரு தான் சாப்பாடு என்னடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா சோத்துல கறிகளை ஊத்துட்டான் பாஸ் ஊத்தட்டும் ஊத்தட்டும் எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டான்டோ சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும் கைய ஒரு வாரமா அரிக்குது இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா ஜூம போட்டு பாப்போம் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும் முரட்டு தலைமா தூக்க